அனைவருக்கும் வணக்கம் குரூடாயில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மேலே ஆகுது மார்க்கெட் இப்போ நமக்கு ஒரு அப்பசைட் பிரேக் அவுட் அதனால் நமக்கு இப்போ ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு இந்த சார்ட்டில் உங்களுக்கு எவ்ரிடே பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டலினுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போதெல்லாம் கால்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு பை கேண்டில்ன்றனால க்ரீன் கலர் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட்னா ரெட் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே கேண்டிலுடைய கலர் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனால் யாருனாலும் சரி ஜஸ்ட் நீங்கள் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க பார்க்கலே ஓகே கேண்டில் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத வச்சு உங்களால் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாக்கு வந்துடலாம் என்ட்ரி பாயிண்ட் வந்து கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்கும் அதான் entry point eight three sixty five so அதுலேருந்து ஒரு எயிட் நைன் பாயிண்ட்ஸ் டவுனில் தான் ட்ரேடிங் போகுது ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் இப்போ என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம் அடுத்து மேலே இருக்க green colour line start line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன் எவ்ரிடே இந்த சார்ட்டில் இந்த மாதிரி கேண்டலினுடைய பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகும் அந்த ஜெனரேட் ஆகிட்டு வர காலை பார்த்து ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் இதில் ஃபஸ்ட் ஆர்ட் வந்து eight three eighty five point ninety one அப்படின்ட்டு இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து இருக்கு ஸோ இந்த டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு எயிட் மினிட்ஸ் தான் இப்போதைக்கு கம்ப்ளீட் ஆக போகுது இந்த எயிட் மினிட்ஸ்லேயே நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட் range break out eight three ninety வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறமும் கண்டினியூஸாக ஒரு புலிஷ் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் வந்து போச்சு அதில் நமக்கு செகண்ட் டார்ட் வரைக்கும் மார்க்கெட் ரீச் வந்து கொடுத்துச்சு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தாலே போதும் கேண்டில் கலரை வச்சு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கலாம் அதை வச்சு உங்களால் ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ